ஆந்திராவில் மணமேடையில் தாலி கட்டும் நேரத்தில் மணமகன் மடியில் விழுந்து மணமகள் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஹைதராபாத் சந்தாநகரில் வசிக்கும் முன்ஜெட்டி ஈஸ்வர ராவ் மற்றும் அனுராதா தம்பதியரின் மகள் ஸ்ரீஜனா விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்த நாகோடி அப்பலராஜவுக்கும் ஸ்ரீஜனாவுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது மே பதினோராம் தேதி திருமணம் நடைபெறவுள்ளதால் மதுரவாடாவில் பிரமாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இருப்பினும் திருமணத்தின் போது ஸ்ரீஜனா மயங்கி விழுந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு அவர் இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டது திருமணத்திற்கு முந்தைய நாள் வயிற்று வலி காரணமாக சேஜனா மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் அங்கு அவர் சிகிச்சை பெற்று டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் போலீசார் மர்ம மரணம் என வழக்கு பதிவு செய்துள்ளனர் ஏசிபி ஸ்ரீனிவாஸ் கூறுகையில் சிந்து மருத்துவமனை அவர் விஷம் குடித்ததாக தெரிவித்ததாகவும் பிரேத பரிசோதனை அறிக்கை கிடைத்தவுடன் முழு விவரம் தெரியவரும் என்றும் கருத்து தெரிவித்தார் இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து மணமகளின் சகோதரர் விஜய் விளக்கம் அளித்துள்ளார் அடையாளம் தெரியாத விஷம் என்று மருத்துவர்கள் கூறியது ஏன் என்று தெரியவில்லை தேஜனா தற்கொலை செய்து கொண்டதாக நினைக்கவில்லை பிரேத பரிசோதனை அறிக்கையில் உடலில் விஷம் இருப்பது தெரியவந்துள்ளது திரேஜனா மற்றும் சிவாஜியின் விருப்பப்படி திருமணம் நடந்ததாக விஜய் தெரிவித்துள்ளார் பிப்ரவரியில் திருமணம் நிச்சயிக்கப்பட்டதாகவும் இரு குடும்பங்களுக்கும் தொடர்பு இருப்பதாகவும் அவர் கூறினார் திரேஜனாவுக்கு உடல்நலக் குறைவு இருப்பதாகவும் திரேஜனாவின் மரணத்தில் அவரது குடும்பத்தில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை என்றும் அவர் கூறினார் இந்த சம்பவத்திற்கு பிறகு இரு குடும்பத்தினரும் அதிர்ச்சியில் உள்ளதாக விஜய் கூறினார் ஸ்ரீஜனாவிற்கு உடல்நிலை சரியில்லாததால் திருமண நாளன்று மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் உண்மையான உண்மை என்னவென்று தெரியவருவதாகவும் கருத்து தெரிவித்துள்ளார் மேலும் மகள் தற்கொலை செய்து கொள்ளத் தேவையில்லை என்றும் அவர் விரும்பியபடிதான் திருமணத்தை நடத்தி வைத்துள்ளதாக அவரது பெற்றோர் கூறியுள்ளனர் போலீசார் மர்ம மரணம் என வழக்கு பதிவு செய்துள்ளனர் ஏசிபி ஸ்ரீனிவாஸ் கூறுகையில் சிந்து மருத்துவமனை அவர் விஷம் குடித்ததாக தெரிவித்ததாகவும் பிரேத பரிசோதனை அறிக்கை கிடைத்தவுடன் முழு விவரம் தெரியவரும் என்றும் கருத்து தெரிவித்தார்